இந்த நாடகம் வந்து மிருத சஞ்சீவனம்னு ஆரம்பிக்க போறோம். இது வந்து இப்போ விஜக்ஷணாவோட ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருக்கு. Along with Bodhini. This is a modern நாடகம். அதாவது இவர் ஸ்ரீமான் நல்லான் சக்கரவர்த்தி நல்லான் நல்லானுங்கிறது ஒரு குலம். அந்த ஃபேமிலியில வந்தவர். அ கிருஷ்ணமாரியா அப்படின்னு பேரு. அவர் கிருஷ்ணமாச்சாரியா அப்படின்னு அவருக்கு பேரு. இவர் நிறைய எழுதியிருக்கார் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார் அவர் ஹரிகதைக்கு he has written a lot of Harikatha material and recent டைம்ஸில் வா ஆக்சுவலி நைன்டீன் எயிட்டிஸ்லலாம் பார்த்தேன்னா வந்து உமா மகேஸ்வரின்னு ஒரு லேடி வந்து she has done Sanskrit Harikatha so அதெல்லாம் அதுக்கு ஸ்கிரிப்டே எழுதினவர் இவர் தான் நல்லான் சக்கரவர்த்திங்கிறவர் தான் எழுதியிருக்கார் அதுக்கெல்லாம் so he wanted to do this மிருத சஞ்சீவனம்னுட்டு ஒரு நாடகம் எழுதியிருக்கார் he live between I think nineteen not something early nineteen ஹண்ட்ரட்ஸ்ல அவர் பிறந்தது அண்ட் ப்ராபப்ளி எயிட்டிஸில் ஹி மஸ்ட் ஹவ் பாஸ்டவேன்னு நினைக்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் தெரியல ரொம்ப கூகுள் சர்ச் பண்ணால் வரும் உங்களுக்கு ஸோ um, இது வந்து நாட்டகம்ங்கிறது it's a combination of both prose and poetry So you will have prose portions. This is not like champu. So champu, it is only prose and poetry. Idhila vandhu prose பார்ட்ஸ்னு பார்த்தோம்னா அந்த dialogues will be the prose part regular drama நம்ம தமிழ்லையோ இல்லைன்னா இங்கிலீஷ்லயோ நம்ம வந்து ட்ராமாஸ் எப்படி நம்ம வந்து பார்த்துருக்கோமோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் இருக்கும் தேர் வில் பி ட்ரமேட்டிக்கல் இதெல்லாம் இருக்கும் இதோட ஒரு ஐ மீன் ட்ரமே ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஏதுன்னுட்டு உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் ஒவ்வொரு ஒரு டெக்ஸ்டில் இருக்கு தசரூபகத்தில் இருக்கு இதில் இருக்கு சாகித்ய தனித்திருப்பணம்னு ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கு எப்படி ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ் இருக்கணும் அண்ட் தென் அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேஜ் டிரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி எனாக்ட் பண்ணணுங்கிறதுக்கெல்லாமும் ரூல்ஸ் இருக்கு rules in the sense how it will be more effective to the audience because it was always combined with dance உங்களுக்கு அதனால ஒரு ஒரு டிராமால you will find elements of dance elements of prose elements of poetry அலங்காரம் எல்லாமே அதனால நாடகம் இஸ் தட்ஸ் வை தேசே காவியேஷு நாடகம் ரம்யம் uh, நாடகங்கள் தான் வந்து காவியங்கள்ல பார்த்தோம்னா எனி ஃபார்ம் ஆஃப் காவியம்னு எடுத்தோம்னா நாடகத்துல எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கிறதுனால காவியேஷு நாடகம் தான் ரம்யம் அழகா இருக்கு அதுக்கு மேல வந்து தத்ர ரம்யம் சாகுந்தலம் தத்ராபி சதுர்த்தாங்கே ஸ்லோக சதுஷ்டயம் அது சாகுந்தலம் தான் பெஸ்ட் அதுல ஃபோர்த் ஆக்ட்ல நாலு ஸ்லோகம் இருக்கு கண்வரனுடைய அட்வைஸ் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு மேல ஸ்லோகம் போகும் பட் இதுல வந்து நீங்க சொன்னது கரெக்ட் யூ டோல்ட் பிஃபோர் சாகுல் பத்தி சொல்லிருக்கேன் தேர் क्वेश्चन இன் பிரவேஷா கரெக்ட் ஆ சோ அதுல சமஸ்கிருத பாரதி நடத்துறச்சு பாத்திருக்கோம் அத கரெக்ட் இது என்ன நவரசம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லணுமா நவரசம் சோ நவரசமும் இருக்காது ஓகேயா இந்த நவரசங்களும் வராது இதுல ஏதாவது ஒரு பிரதான ரசம் இருக்கும் there is always one important rasam which will be the highlight அதுக்கு வந்து அங்கின்னு பேரு அங்கி ரசம்னு பேரு அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா மற்ற ரசங்கள் வரணும் ஏன்னா உங்களுக்கு ஒரே ரசத்தை நம்ம காமிச்சுட்டே வந்தோம் வச்சுக்கோங்களேன் அழுத்து போயிடும் அதனால நடுவுல நடுவுல வேற எதையாவது ஒரு ரசத்தை கொடுத்தாதான் அது வந்து it will break the monotony of the main rasam அதெல்லாம் வந்து விவேச்சனம் பண்ணி அனலைஸ் பண்ணி பல டெக்ஸ்ட்ல உங்களுக்கு போட்டிருக்கா எப்படி அதை அழகா உள்ள கொண்டு வரலாம் எந்த மாதிரி ரசத்தை கொண்டு வரலாம் விருத்தமான ரசத்தை கொண்டு வரக்கூடாது சிங்காரம் ஓடிண்டே இருக்கிறச்சு பீபத்சத்தை கொண்டு வந்தா சரிப்பட்டு வராது அந்த இடத்துல so it you have to find the more appropriate rasam to put in as an interlude there also so there can be only one rasam இதுல வந்து தயாவீரமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன ரசம்ங்கிறதெல்லாம் வந்து இந்த லெவல்ல உங்களுக்கு தேவையில்லை அட்லீஸ்ட் இந்த தேர்ட் லெவல் விசக்ஷனால உங்களுக்கு அவசியம் இல்லை அதெல்லாம் டெக்ஸ்ட் தெரியணும் நாடகத்தினுடைய ஃபார்மேட் தெரியணும் எப்படி ஒரு நாடகத்தை அப்ரோச் பண்றாரு ஒரு கவி அப்படிங்கிற இன்ட்ரடக்டரி டிராமா தான் இது ஆனா இன்ட்ரடக்டரி டிராமாவா இருந்தா கூட இதுல வந்து செவன் ஃபுல் ஆக்ட்ஸ் இருக்கு சோ ஒரு ஒரு பார்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ட் அது சம்ஸ்கிருதத்துல அங்கம் சோ சப்தமா அங்காணி சோ உங்களுக்கு ஏழு அங்கங்கள் சப்தமாங்கம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு பிரதம பிரதமாங்கத்திலேருந்து சப்தமாங்கம் யூஸ்வலி பிக் நாட்டகம்னாலே it it is anywhere between seven to ten அப்படி இருக்கணும் அவ்வளவு ஆக்ட்ஸ் இருக்கணும் ஒரு நாட்டகத்துல or five five to seven sorry five to seven acts இருக்கணும் டென் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரகரணம்னு பேரு So Rupakam is the term that is given for a, any type of drama. Natakam is a specific kind of drama which can have anywhere between five to seven acts. சரியா ரூபகம் அப்படிங்கிறது தான் drama வந்து uh, general term. ரூ அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து மிருத சஞ்சீவன ரூபகசிய அப்படின்னு கேட்டோம்னா இது வேற ஏதாவதுன்னு நீங்க நினைச்ச கூடாது அதுக்காக I am giving you that terminology also so ரூபகம்ங்கிறது இஸ் தி இப்போ ஒரு ஒரு இப்போ சூப்பர் செட் மாதிரி அதுக்குள்ள you have different types of rupakam ஒன்று வந்து நாடகம் அது ஃபைவ் டு செவன் ஆக்ட்ஸ் இன்னொன்று பிரகரணம்னு எடுத்துட்டேன்னா அது டென் ஆக்ட் பிளே ஏகாங்கி நாடகங்கள் இருக்கு ஒன் ஆக்ட் பிளேஸ் இருக்கு மோனோலாக் இருக்கு இந்த மாதிரி நிறைய different type there are ten types of rupakam அதுல we are studying only one type of rupakam which is natakam இந்த பிரகரணம்ங்கிற டைப் நீங்க வந்து ஃபிஃப்த் லெவல்ல தான் படிப்பீங்க அடுத்த லெவல்ல கூட ரெண்டு டிராமா படிப்போம் அந்த ரெண்டு டிராமாவுமே உங்களுக்கு வந்து நாடகம் டைப் தான் அது சரியா அந்த இதுல வந்து ஃபிஃப்த் லெவல்ல மிரு மிருச்சக்கட்டி கம்னுட்டு ஒரு பிரகடனம் ஒண்ணு பார்ப்போம் அது வந்து டென் ஆக்ட் பிளே ஸோ இந்த இது வந்து எழுதினவர் நல்லான் சக்கரவர்த்தி ஸோ செவன் ஆக்ட்ஸ் இருக்கும் இதுல கதை வந்து மிருத சஞ்சீவனம்ங்கிறது மிருத செத்து போனவாள சஞ்சீவனம் உயிர்ப்பிக்கிறது ஸோ கச்சன் அந்த சுக்கராச்சாரியருக்கு வந்து ராட்சசால் எல்லாரையும் அசுரர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சஞ்சீவனி மந்திரம் அவருக்கு தெரியும் அந்த மந்திரத்தை எப்படியாவது தேவர்கள் கத்துக்கணுங்கிறதுக்காக கச்சனை இங்கேருந்து அனுப்புறாங்க so that is the scene here ஒவ்வொரு இதுலேயும் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம படிச்சுட்டே போவோம் நான் முன்னாடி ஸ்பாய்லர் அலர்ட்லாம் கொடுக்க போறது இல்லைங்க so so Aarti question yeah i thought on the vyoma uh, vyoma websiteல வந்து i thought some of these were there i don't i can't find it அங்க தான் இருக்கா இது இந்த நாடகத்தோட டவுன்லோட் இருக்கா ஆ டவுன்லோட் வந்து இப்ப சதிக்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஆனா the book that I couldn't find it i was wondering if it is there i'll give you the links that's not an issue ah. i'll give you the links there are two courses on vyoma also one is in sanskritam one is in tamil tamil is an audio uh, இது வந்து சம்ஸ்கிருதம் வந்து அதுவும் ஆடியோ இருக்கு வித் த பிரசன்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கு ஸோ அதையும் நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் this is something that I usually type this is my இது ஸோ இது நான் அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே சரியா ஸோ நான் இதுல ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு என் யார் யாரெல்லாம் பாத்திரங்கள் த கேரக்டர் லிஸ்ட் முதல்ல கொடுத்துடுறா விடுறா இந்திரன் பிருஹஸ்பதி கச்சன் சுக்ரன் சுக்கராச்சாரியா அசுரரோட குரு தேவயானா தேவயானாங்கிறது சுக்கராச்சாரியரோட பொண்ணு அந்த ஸ்டோரி வந்ததே சர்மிஷ்டா ஸ்டோரி வந்து what is that Sharmishtha and Sharmishtha Sharmishtha ஆமா சொல்லுவா தேவயானாங்கிறது இவர் போட்டிருக்காரு இப்படி தேவயானா கரெக்ட் போல இருக்கு தேவயானி கிடையாதா தேவயானியும் இருக்குன்னு நினைக்கிறேன் தே தே தேவயானியும் இருக்கு தேவயானாவும் இருக்கு ரெண்டுக்கும் ரெஃபரன்சஸ் இருக்கு எனக்கு தெரியல இவர் யூஸ் பண்ணிருக்கிறபடி நம்ம படிச்சுன்னு போவோம் ஓகேயா தேவயானா அதுக்கப்புறம் அந்த விஷபர்வா அசுர ராஜாவனுடைய அமாத்தியன் ஒரு சாரகான ஒற்றன் ஸ்பை பட்டஹா இந்திரனோட ஒரு வாரியர் சூத்திரதாரன் நட்டி இப்ப இந்த சூத்திரதார நடிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் நாடக பிரயோக்தா இந்த சூத்திரதாரன் அப்புறம் சூத்திரதாரஸ்ய சகச்சரி நட்டி usually when drama starts there are a couple of aspects ஃபர்ஸ்ட் நாந்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும் இது என்னன்னா மங்கள ஸ்லோகம் there are two ways to in a drama usually தத்த பிரவிஷதி சூத்திரதாரகான் இருக்கும் முதல்ல சூத்திரதாரன் உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் அவன் நாந்தி ஸ்லோகத்தை படிப்பான்னு இருக்கு இல்ல நாந்தியந்தே சூத்திரதாரஹான்னு இருக்கு சோ இந்த நாந்தி ஸ்லோகம்ங்கிறது என்னன்னா ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஸ்லோகத்தை சொல்லுவான் நீங்க மாடர்ன் அந்த டிராமா அந்த ஸ்டைல் வந்து மாடர்ன் டிராமாஸ்ல கூட உண்டு சோட் ரூப்ல இதுல yeah. even today before the curtain rises all of the actors will assemble there behind the screen and அவ வந்து ஸ்லோகங்கள் ஒரு செட் ஆஃப் மங்கள ஸ்லோகம் வச்சுருப்பா அதை கிடு கிடு கிடு கிடுன்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் தான் கர்டனே ரைஸ் ஆகும் ஸோ அது நாந்தி So Sutradhara means uh, uh, the announcer. I will I will come for that. So Sutram Dharayati iti Sutradharahan பேரு வரேன் அதுக்கு சம்டைம்ஸ் ஸ்கிரீன் தூக்கறதுக்கு முன்னாடி கூட we can hear the shloka நான் டிராமா எல்லாம் கூட பாத்திருக்கேன் ஆமா பழங்காலத்து இது ஆர் எஸ் மனோகர் டிராமா எல்லாம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் ஆர் எஸ் மனோகர் சோ இவாளோட டிராமா எல்லாம் வந்து ஸ்கிரீன் தூக்கறதுக்கு முன்னாடியே பின்னாடி முதல்ல ஸ்லோகங்கள் சொல்லிடுவா இப்பெல்லாம் வந்து அந்த இது போட்டுருவா உங்களுக்கு அது என்ன ரெக்கார்டட் இது போட்டுருவா sometimes uh, and then they will have their announcement இவா இந்த troupe is doing this drama அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பட் தென் யூஸ்வலி வந்து all actors will assemble for that and then they will go on back to their makeup and everything so இது வந்து முதல் ஸ்லோகம் நாந்தின்னு பேரு நாந்தினா நந்தயதி இதி தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படின்னு எதுக்காக தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா இது வந்து முதல்ல ஆரம்பத்தை பார்க்கணும் த பிகினிங் ஆஃப் நாட்டகம்ங்கிறது நாட்டிய சாஸ்திரத்துல பரதனோட நாட்டிய சாஸ்திரத்துல இருக்கு how did this drama the the concept of drama come about அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்கள் they wanted an entertainment so they asked பரதமுனிய வந்து நீ வேதத்துல இருக்கிறத எல்லாருக்கும் பரவற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேதத்துல இருந்தும் சில ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து லைக் சாமகானத்திலிருந்து சாமவேதத்திலிருந்து கானம் பாட்டு எடுத்துண்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து யஜுர்வேதத்துல இருந்து அபிநயங்களை எடுத்துட்டார் ஏன்னா யஜுர்வேதத்துல நிறைய முதிரைகள் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரசங்கள் நவ ரசங்களும் உங்களுக்கு வந்து அதர்வ வேதத்துல இருந்து எடுத்துட்டார் ரிக்வேதத்துல இருந்து வச்சனம் டயலாக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து அவர் வந்து சேர்த்துதான் பரதர் வந்து இந்த நாடகம்ங்கிற கான்செப்ட பண்ணார் அதனால தேவர்களினுடைய பிரீத்தி தான் first so there are three types of mangala shlokam which I've always said in காவியங்கள் மங்களாத்மகம் அதாவது ஆசீர்வாதாத்மகம் நமஸ்காராத்மகம் வஸ்து நிர்தேசகான்னு மூணு விதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சும்மாவானும் அப்படியே நம்ம குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்ற மாதிரி கிடையாது அதுல வந்து ஐதர் ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத ஆத்மகமா இருக்கணும் அல்லது அகம் வந்தே நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமஸ்காராத்மகமாக இருக்கலாம் அல்லது வஸ்து நிர்தேசகான் இருக்கு வஸ்துன பிளாட் ஆர் வஸ்து பாத்திரம் பாத்திர நிர்தேசகாவும் இருக்கலாம் அந்த இடத்துல பிளாட்ல யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸோ அந்த கேரக்டரோட பேர் வரா மாதிரி இருக்கலாம் இல்ல ரெண்டு விதமாகவும் இருக்கலாம் sometimes it can be both vastu nirdesha and நமஸ்காராத்மகம் வஸ்து நிர்தேச அண்ட் ஆசீர்வாதாத்மகம் ரெண்டுமே வந்துடலாம் ஸோ இந்த ஸ்லோகம் உங்களுக்கு வந்து வஸ்து நிர்தேசம் that is the characters are being set at the same time இது வந்து வஹா ஸ்வஸ்ரேயசம் திச திசத்து அப்படின்னு உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதாத்மகமாகவும் இருக்கு இது இது வந்து மங்கள ஸ்லோகம் அல்லது நாந்தி ஸ்லோகம் ரெண்டுமே ஒண்ணுதான் நாந்தின்னு ஸ்பெசிபிக்கா நாடகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு நாந்தின்னு சொல்லுவோம் ஓகே மற்ற காவியங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை மங்கள ஸ்லோகம்னு சொல்றோம் சோ நாந்தி பிரஸ்தாவகா ஆரம்பம் இந்த இப்ப நாந்தியந்தே சூத்திரதாரகான்னு வர்றச்சே நான் உங்களுக்கு வந்து சூத்திரதாரன் யாரு என்னங்கிறத சொல்றேன் only when the particular character comes in I will explain who that character is in why சரியா so will start with the first shloka here படிக்கிறீங்களா நீங்க யாராவது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்ரீ நாந்தி பிராஸ்தாவக பிரஸ்தாவகா ஸோ நான் இங்க வந்து பிரிச்சு பிரஸ்தாவ. எழுதியிருக்கேன் you can take help from here also usually இதுல எல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஐ பிரேக் பண்றதுக்கு ஓகே பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்ரீ ரஞ்சிதः तच तच परिष्कृत परिष्कृतर् ब- बर्हि कृत बर्हि बर् बर्हः ம் इन्द्रस्तुतः प्रणमतां दिनशणा अनुकूल திஷணானுகூல दिनशणानुकूलः ம். शुक्रेतराम्बु अ, शुक्र इतर अ, अम्बु अपि print, अ, split பண்ணணுமோ? அம்புத வபுகு சுக்லேத்ரா அம்புத வப்புஹு ஆம், விருஷ பர்வகாரி ஸ்வஸ்ரேயசம் திஷது வஹ ககதேவ யானக ம். இது வந்து எல்லாமே அப்படியே புது புது வார்த்தையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு பயப்படாதீங்க சிம்பிள் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாம் வந்து சுலபமா இருக்கும் ஆரம்பிக்கிறச்சு அப்படி இருக்கு அவ்வளவுதான் ஸ்ரீ ரஞ்சிதா இது முழுக்க வந்து யாருக்கு போறதுன்னா கக தேவயானகா வஹா ஸ்வஸ்ரேயசம் திஷத்து லாஸ்ட் லைன் பார்த்தோம்னா இததான் வந்து முதல்ல எடுத்துப்போம் பிகாஸ் மெயின் சென்டென்ஸ் அதுல வந்துடும் பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் டு கக தேவயானகா கக பறவைகள் பக்ஷி என்ன பறவை எங்க வரும் கக தேவகா யாரு பறவைகளினுடைய தேவன் யாரு லார்ட் ஆஃப் பேர்ட்ஸ் யாரு கருடன் ஓ விஷ்ணு கருடனை யானமாக வச்சுட்டு இருக்கிறவர் யானம்னா வெஹிக்கல் சோ கக தேவயானகா பக்ஷிகளினுடைய தேவனான கருடனை யானம் வெஹிக்கலா வச்சுட்டு இருக்கக்கூடியவர் விஷ்ணு ககதேவயானகா தேவயானாங்கிற வேர்டு வந்துருத்தா இப்போ So the character uh, Devyana has been mentioned. So I confuse that with the character actually. So character. this is actually a description of Vishnu. It is a description of Vishnu, but it has also got the characters in a very uh, hidden, hidden, illa, very explicit manner actually, but indicative of the characters in the drama. Yeah. So Khagadevayanaha, Shvashreyasam, Shvaha Bhavam Shreyaha. நாளைக்கு நடக்க போற ஸ்ரேயஸ் அதாவது ஸ்வஹ அப்படிங்கிறச்சு ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ஸ்ரேயஸ் என்னென்னலாம் வரணுமோ அதை திசத்து கொடுக்கட்டும் ஸ்வஸ்ரேயசம் ஸ்வஹ ஸ்ரேயா யத் யத் தத்து ஸோ ஸ்வஸ்ரேயசம் அப்படின்னு அந்த வேர்டு ஸ்வஸ்ரேயா அதுல துவித்தியா விபக்தி வந்திருக்கு ஸோ ஸ்வஸ்ரேயசம் வஹா திசத்து வஹங்கிறச்சு யுஷ்மபியம் உங்களுக்கு கொடுக்கட்டும் ஆ ரைட்டா நகா மாதிரி இங்க வஹா உங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ககதேவயானகாக்கு அப்ஜெக்டிவ் ஸ்ரீ ரஞ்சிதா ஸ்ரீயா ரஞ்சிதா ஸ்ரீனா தேவ் லக்ஷ்மி லக்ஷ்மியினால் ரஞ்சிதா சந்தோஷம் அடையப்பட்டவர் அல்லது ஸ்ரீயோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம் ஸ்ரீ ரஞ்சிதா கச்ச பரிஷ்கிருத பரிஹி பர்ஹா கச்ச கச்ச அஃப்கோர்ஸ் நமக்கு கச்சன்கிற கேரக்டர் வந்துருத்தோம் இங்க ஓகே ஆனா கச்சங்கிறது வந்து தலைமுடின்னு அர்த்தம் கச்சஹா கச்சேஷு தலைமுடியில பரிஷ்கிருத அலங்கரிக்கப்பட்ட பர்ஹி பர்ஹா அஸ்தி அஸ்தி இது பர்ஹி நகாராந்தம் அது வந்து மயில்னு அர்த்தம் பர்ஹீனா பர்ஹா மயில் மயிலினுடைய பர்ஹ ஃபெதர் சோ பர்ஹி பர்ஹா மயில் பீலி அப்படி வருது சோ தலைமுடியில உங்களுக்கு மயில் பீலியினால அலங்கரிக்கப்பட்டவர் சோ கச்சேஷு பரிஷ்கிருதா பருகி பரஹா எஸ் எஸ் சஹா யாருக்கு நான் வந்து பருகி வந்து வெளியில நினைச்சு அது பஹிஹி இரு வராது நடுவுல இல்ல நான் அந்த தகான்னு போட்டு பஹின்னு போட்டேன் அந்த இரு வந்து விசர்கன் நினைச்சேன் அந்த இரு இங்க என்ன வரணும் அப்போ ஆமா அங்க வந்திருக்கணும் கரெக்ட் சோ பர்ஹா அஸ்ய அஸ்தி இது பர்ஹி இந்த பர்ஹானா ஃபெதர் ரக்க அது எதோட ரக்கைன்னா அதை வைத்து கொண்டிருக்கிறது தோகை வைத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால பர்ஹிங்கிறது மயில் சோ மயில் பீலி அது ஒரே ஒரு ரக்கைய இவர் தலையில அலங்காரமாக இருக்கார் பகவான் சோ கிருஷ்ணர்னு நமக்கு வந்து இந்த வேர்டுனால தெரியறது மயூர பிச்சன ஆஹ் அத மயூர பிச்சா மயூர பிச்சேன அலங்கிருதா ஓகேயா இந்திரஸ்துதா இந்திரனால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவர் பிரணமதாம் நமஸ்காரம் செய்பவர்களுக்கு தீஷணா அனுகூலா தீஷணாயை அனுகூலா நமஸ்காரம் யார் யாரெல்லாம் பண்றாளோ அவளுக்கு தீஷணான புத்தி புத்தியை கொடுப்பதுல அனுகூலமாக இருக்கார் புத்திக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவர் இவர் விஷ்ணு யார் யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறவர் தீஷணஹா அப்படின்னு அதை வந்து ஸ்திரீலிங்கமா தீஷணான்னு எடுத்துட்டோம்னா சரி இந்த சவர்ண தீர்க்கத்துல அதுதான் ஒரு அட்வான்டேஜ் தீஷணானுகூலகாங்கிறத வந்து you can also split it as தீஷண பிளஸ் அனுகூலகா இல்லையா ஆனா தீஷணாங்கிறது தான் புத்திஹி தீஷணகாங்கிறது புத்திமான் விச் இஸ் பிருகஸ்பதி பிருகஸ்பதிக்கு திஷணகான்னு பேரு சோ இன்னொரு கேரக்டர் இந்திரன் ஒரு கேரக்டர் திஷணகான்னு ஒரு கேரக்டர் குரு பிரணமதாம் என்ன குரு பிரணமதாம் நமஸ்காரம் நமதி பிரணமதி நமதி சோ பிரல ர வந்ததுனால உங்களுக்கு அணாவாயிடும் இல்லையா அதனால பிரணமதாம் நமஸ்காரம் செய்பவர்கள் அது வந்து நமன் சத்ரு பிரத்தயம் சத்ரு பிரத்தயத்துல ஷஷ்டி பகுவச்சனம் பிரணமதாம் ஜனானாம் திஷணாம் ததாதி புத்திம் ததாதி அடுத்தது வந்து சுக்ரேதர அம்புத வபுகு அவருக்கு வபுகு வரைக்கும் இங்க இருக்கணும் இங்க வபுர் விஷ பர்வகாரின்னு அடுத்த வேர்டு போயிடுறது ஸோ இங்க சுக்ரேதர அம்புத வபுகு கார்மேக வண்ணன் இல்லையா சோ அம்புதங்கிறச்சு மேகம் மே வபுகுன சரீரம் அவருடைய தேகம் மேகம் போல இருக்கக்கூடிய ஒரு தேகம் ஒன் வாஸ் அப்படியே கிளவுட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடி அது எப்படி இருக்குன்னா சுக்ர ஈத்தர சுக்ரங்கிறச்சே சுக்கராச்சாரியர்னு ஒரு அர்த்தம் சுக்ரனா ஒயிட்னு ஒரு அர்த்தம் ஸோ ஒயிட்ட காட்டிலும் இதர வேறுபட்டது something that is different from ஒயிட்னா ஆப்போசிட் எடுத்துக்கணும் உடனே டார்க்னு எடுத்துக்கணும் bright or dark so dark coloured cloud மாதிரி அவருடைய சரீரம் இருக்கு எங்க டார்க் வருது வெரி ஆப்போசிட் சுக்ர ஈதரங்கிற வேர்டு இதர அதர் அதர் தென் ஒயிட் அப்படினா dark so dark coloured cloud மாதிரி அவருடைய சரி so the one who has a body which is like the மேகம் இந்த மாதிரி சமாசம் வர்றச்சே இருந்து நீங்க இங்கிலீஷ்ல போட்டுருவாங்கோ தமிழ் வர்றச்சே நேரம் அப்படியே போட்டுடலாம் கிருஷ்ணர் மாதிரில இருக்கு ஆமா கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரை தான் சொல்றார் கிருஷ்ணர் உருவத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படிதான் அவரு சோ இதுல என்ன ஆறுது விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்றச்சு அவருக்கு வந்து இஷ்ட தேவதை கிருஷ்ணருங்கிறது வெளியில தெரியறது அதனால கருடன் மேல போகிற கிருஷ்ணன் அவர் வந்து சொல்றார் சுக்ரேதர அம்புத வப்புஹு அதுக்கப்புறம் இந்த இது இன்னும் மேல மீனிங் என்ன சொன்னேன் வப்புஹு மீன்ஸ் வப்புஹு சரீரம் தேகம் சரீரம் சரீரம் ஓகே அப்புறம் போட்டுக்கோங்க தட் இஸ் பெட்டர் ஆக்சுவலி இந்த மாதிரி இதுல விருஷ இதுவும் வந்து இண்டிகேட்டிவ் ஆஃப் கிருஷ்ணர் ஏன்னா விருஷனா மாடுகள் விஷபர்வாங்கிறது அசுரனோட பேரு அசுர ராஜாவோட பேர் வந்துருத்தோம் அந்த இடத்துல விஷ மாடுகளுக்கு பர்வ பர்வன உற்சவம் சந்தோஷம் மாடுகளுக்கு ஒரு உற்சவத்தை கொடுக்கிறவர் சோ கண்ணனை பார்த்த உடனே அந்த மாடுக்கெல்லாம் அப்படி சந்தோஷம் வந்துடுறதோ இல்லையோ அந்த கோகுலத்துல அதனால விஷ பருவகாரி மாடுகளுக்கு ஒரு உற்சவத்தை செய்யக்கூடியவராக இருக்கார் விஷானா இது வந்து சேம் சர்மிஷ்டா போல் because Vrishaparvan was also the king then yeah yeah yeah it is but Sharmishtha கரெக்டரே இதுல வராது ஆ ஓகே அவ வரமாட்டா இங்க நமக்கு அதனால தான் it's the same story But it, uh, it, sorry, it's the same characters. I should yeah, put it like that. Same time, same uh, time period. Okay. Ama. Vrisha parva kare vrishanam parva karoti. So vrishanam gavam மாடுகளுக்கு பர்வ சந்தோஷம் கரோதி செய்கிறார் அதனால விருஷபர்வ காரி ககதேவயானஹா வஹா உங்களுக்கு ஸ்வஸ்ரேயசம் திசது ஸோ இதுல என்ன கேரக்டர்ஸ் நமக்கு so this is please guides us towards good thing good things in the ஃபியூச்சர்ங்கிற மாதிரி இன் த ஃபியூச்சர் ஆமாம் அதே தான் ஸோ வந்து I can just change the colour of just this to note that it is the character so கஜ பரிஷ்கிருத கஜான்னு இங்க வருது அடுத்தது இங்க இந்திரன் வருது அப்புறம் தீஷண அப்படிங்கிற இடத்துல தீஷணா போடக்கூடாது தீஷணங்கிறது உங்களுக்கு இவர் நம்ம பிருகஸ்பதி குரு சுக்ரங்கிறது Shukracharya these are the characters விருஷபருவாங்கிறது உங்களுக்கு அரசன் கிங் mm. அசுர அரசன் தேவயானிங்கிறது தேவயானா தேவயானின்னே சொல்லி பழகிடுத்து தேவயானான்னு பேர் தேவயானி அது இல்ல அதனால மாத்திரம் இல்ல ஏன்னா தேவயானி கதை படிச்சு படிச்சு எனக்கு தெரியும் தேவயானின்னு தான் கதால எல்லாம் இருக்கு அதனால சொல்றேன் <laughs> எனக்கு வந்து தேவயானாங்கிறது இஸ் uh, uh, எனக்கும் ஆயிடுது வெதர் இட் இஸ் தேவயானா ஒரு தேவயானி தேவயானா um, தேவயானிங்கிறது தான் வந்து கேரக்டர் இவர் வந்து தேவயானான்னு போட்டிருக்காரு இங்க ஃபுல்லா ஒருவேளை டைப்போ என்னவோ இந்த புக்ல ம் ஃபுல் புக்ல இருக்க முடியாது உங்களுக்கு டைப்போவா இருக்க முடியாது ஃபுல் புக்ல அப்படி கிடையாது சுக்ராச்சாரியசிய கன்யாயாம் தேவயானி தான் போட்டிருக்கு டிக்ஷனரியில it's okay it doesn't matter இப்போ நம்ம வந்து நாந்தியந்தே சூத்திரதாரஹா அப்படிங்கிறார் சோ நாந்தியந்தே சூத்திரதாரஹானா இந்த இடத்துல ஏற்கனவே அப்ப சூத்திரதாரன் வந்திருக்காருன்னு சொல்லலாம் அல்லது நாந்தி போது எல்லாரும் பின்னாடி நின்னுட்டு சொல்றா சூத்திரதாரனும் ஸ்டேஜ்ல நின்னுட்டு பாடுறான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சூத்திரதாரன் அவனோட டயலாக சொல்ல போறான் நோ திஸ் ஹோல் திங் பிரஸ்தாவகான் இருக்கு இத வந்து பிரஸ்தாவனா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இன்டர் இது ப்ரீலியூடு மாதிரி ஃபார் த டிராமா ப்ரொஃபஸா இல்ல ப்ரிஃபேஸ் வந்து புக்ல சொல்லுவோம் பிரில்லியோடு வந்து இதுக்கு சொல்ல மாட்டோம் தான் டிராமாக்கு கரெக்ட் ஆமா சோ டிராமால வந்து பிரில்லியூட்ல என்ன you can say prologue also prologue also okay so the யாருன்னா சூத்ரம் தாரயதி இது சூத்ரதாரஹ thread he holds the thread of the drama அவன் தான் வந்து ஸ்டேஜ் மேனேஜர்னு பேரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் oh, பண்றச்சே த்ரெட் சோ ஸ்டேஜ் மேனேஜர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இந்த சூத்திரதாரன் யாருன்னா ஹீஸ் அவன் எதர் அவனோட ஒரு பாரபா பாரிபார்ஷ்விகா அப்படின்னுட்டு இன்னொரு ஒரு கேரக்டர் ஒரு ஹெல்பர் கேரக்டரோட அவன் பேசுவான் இந்த பிரஸ்தாவனா prelude is a dialogue between the சூத்திரதார and his helper or his wife she will be another character so அவளோட ஒய்ஃப்னு சொல்லி ஒரு ஒரு ஆக்டர் ஆக்டர் ஒருத்தி வருவோம் நட்டி ஸோ ஐதர் நட்டி அண்ட் சூத்ரதாரானுடைய கான்வர்சேஷனா இருக்கலாம் இல்லைன்னா சூத்ரதாரனுக்கும் பாரிபார்ஷ்வகன்னுட்டு ஒரு கேரக்டர் இருக்கலாம் இவளோட வேலையே என்ன இந்த டிராமா என்ன எங்க வந்திருக்கு யாரு இதோட ஆத்தர் அதுக்கப்புறம் what is the occasion in which this drama was first staged அதுக்கப்புறம் introduction of the first character sometimes there are ways to transcend in to the first act ஒரு நாலஞ்சு விதமா நம்ம வந்து you can bring in the first act அப்படியே நேச்சுரலா இருக்கலாம் இல்லைன்னா பின்னாடில இருந்து ஏதோ ஒரு கேரக்டர் என்ன பண்ற என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்திண்டே உள்ள வர மாதிரி இருக்கலாம் இவன் பயந்துட்டு வெளில ஓடுற மாதிரி இருக்கலாம் so you will find that the stageability is very beautifully done here so there are a few ways of introducing the first character of the drama so he is not a director he is not the he he could be the director i don't know yeah Hmm. he could be the director he is the main person who will uh, He runs uh, the whole thing. Okay. he runs the whole show so he comes in and introduces the drama to everybody to the audience So இது வந்து now- still behind the curtain. This Nandiyante. no no no this is very much wi- within the curtain இப்ப சூத்திரதாரகான்னு இங்க போட்டு வந்துருத்துல உங்களுக்கு So he's open. Curtain is open. Now he is there நாந்தியந்தே நாந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சூத்திரதாரன் இப்ப பேச போறான் அப்படின்னு இருக்கு படிங்க அபிரூப பூயிஷ்டா பரிஷதியம் கிமபி வர்ணாயுத்தும் மாம் வர்ணயித்தும் வர்ணயித்து வர்ணயித்தும் மாம் பிரச்சோதயதி அபிரூப பூயிஷ்டா பரிஷத்து இயம் இயம் பரிஷத்து இந்த பரிஷத் அதாவது இந்த இது இருக்கு பரிஷத்துனா வந்து திஸ் அசம்பிளி இந்த அசம்பிளி வந்து அபிரூப பூயிஷ்டா அபிரூப ஒப்ப அதாவது இப்ப அபிரூபம்னாலே உங்களுக்கு வந்து it means it is appropriate அபிரூப ஒருத்தருமே ஆடியன்ஸ்ல இல்லைங்கிற மாதிரி இல்லை அப்ராப்ரியேட்டா பூயிஷ்டம்னா நிறையான்னு அர்த்தம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கா ஓவர் ஃப்ளோயிங்காகவும் இல்லை உங்களுக்கு வந்து அதுக்குன்னுட்டு ரொம்ப கம்மியாகவும் இல்லை ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வெரி பிளீசிங்னு எடுத்துக்கலாம் அபிரூப பூயிஷ்டா இட் இஸ் இட் இஸ் பூயிஷ்டம் it is filled to to a pleasing level அப்படி சொல்லுவோம் ஓகே அதனால் அபிரு இது வந்து this is a phrase that Kalidasa uses it's very frequently அவனோட டிராமால மூணுக்குலயும் அவன் வந்து அபிரூப பூயிஷ்டா நிறைய பேர் இந்த டிராமால யூஸ் பண்ணுவா இது வந்து it's a common phrase that you will find as you read drama அதுவும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறச்சே இதை ஒன்று சூத்திரதாரன் சொல்லிடுவான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆள் வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்த உடனே நான் ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணும் நீங்களாம் சூப்பர் ஆடியன்ஸ் இல்ல அதனால நான் பண்றது நீங்க நன்னா எஸ்ன்னு கைத்தட்டு வேலை இல்லையோ அப்படின்னு ஆரம்பிக்கணுமோ இல்லையோ சோ அந்த ஒரு ஆட்டிடியூட்ல ஆரம்பிக்கிறார் சோ அபிரூப பூயிஷ்டா பரிஷத்து இயம் it's a very beautiful audience இயர் கிமப்பி வர்ணயித்தும் மாம் பிரச்சோதயதி அதனால ஏதோ வர்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாம் பிரச்சோதயதி it is inspiring me to வர்ணயித்தும் to describe the audience so because the audience is so pleasing he is going to describe the audience in the next sloka பரிஷத்தோட அர்த்தம் என்ன சொன்னேன் பரிஷத்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ஓகே சோ அபிரூபன அப்ராப்ரியேட் ஆர் பியூட்டிஃபுல் இஷ்டம்னா ஏராளம் நிறையான அர்த்தம் ஏராளம் ஏராளம் வேர்டு uh, எப்படி வந்திருக்குங்கிறா பூயிஷ்டன்னா வந்து அதிசயேன பகு பகுங்கிற வார்த்தைக்கு மேல இஷ்டன் பிரத்யம் வந்திருக்கு நம்ம இதே கரிஷ்டான்னு டு மோன போன இதுல பார்த்தோம் அந்த போதினி படிக்கிறச்சே பார்த்தோம் இஷ்டன் ஈயசுன் பிரத்யம் அதேதான் இங்கேயும் பகு அதனுடைய அதிசயம் சூப்பர் ஆமா பகுனுடைய இஷ்டன் பிரத்யம் வருது சோ பூ இஷ்ட அதனாலதான் ஏராளம் நியூமரஸ் அபண்டன்ட்னு ஓகே ஆ இப்போ வந்து he is describing the audience in this slokam okay ஆ பக்ஷ்மக்ஷேப விவர்ஜிதம் குதுக மந்தோ மந்தோச்வ மந்தோச்வாச உச்வாச सो मन्द उच्छ्वास निश्वासकं निश्वासक निश्वासकं प्रत्यं शप्रति भो बोधन बोधनाय प्रत्यंशं प्रति போதனாய நிக் hmm. निगृहीतान् निगृहीत अन्योन्य சம்பாஷணம் தோஷ தோஷ உன்மேஷ திருத சமாகுணம் ஓ பெரிய வார்த்தை இது அபிஜாத பிரயோக நீங்க எழுதிருந்தாலும் ரொம்ப சௌரியமா இருக்கு அபிஜாத பிரயோக சிரமம் சோல்லாசம் ரசபாவுகம் சதக இதம் மே மோதாய கல்பதே சோ இதம் மோதாயமே கல்பத்தேங்கிற இடம் மாத்திரம் தான் நமக்கு வந்து அண்மயம் மாறுறது வேற ஒன்றும் இல்லை ஸ்லோகத்துல வந்து இதம் மோதாயமே கல்பத்தேன் இருக்கு இதம் மே மோதாய கல்பத்தே அப்போ இதம் சதகா இந்த சதஸ் சதகாங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு ஸோ இந்த சதஸ் இந்த பரிஷத் ஸோ பரிஷத்துங்கிற வேர்டுக்கு இது வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கு இது வந்து நபுன்சகலிங்கத்துல இருக்கு ரெண்டுமே இட் மீன்ஸ் சதஸ் ஆர் த ஆடியன்ஸ் ஓகே சாமாஜிக those are all sitting there as an audience இது போத் ஆர் பரியாயவாச்சி சப்தம் ஸோ இதம் சதகா மே மோதாய கல்பத்தே இந்த சதஸானது என்னுடைய சந்தோஷத்திற்காக கல்பத்தே இருக்கிறது அது பார்த்த உடனே ஜம்மன் இருக்கு அதனால அதை வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ ஸோ எப்பேற்பட்ட சதஸ் இது அத வர்ணிக்கிறேன் கல்பத்தை மீன்ஸ் ஐ இமேஜினிங் இல்லையோ ஆ கல்பத்தேனா இமேஜின்ங்கற அர்த்தத்துல வரக்கூடாது it it it gives me சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கற அர்த்தம் it is present it is present for my happiness அப்படின்னு கல்ப கல்பத்தே குருதே மோதாய குருதே இல்ல மோத சந்தோஷத்திற்காக இருக்கு அப்படின்னு எடுத்துருவோம் அஸ்திங்கிற மாதிரி ஓகே என்ன இந்த சதஸ்னுடைய இப்போ டிஸ்கிரிப்ஷன் வருது இங்க ஒன்னொன்னா பார்ப்போம் பக்ஷ்ம க்ஷேப விவர்ஜிதம் பக்ஷ்ம பக்ஷ்மன எமை எமையினுடைய க்ஷேப அசைதல் அது விவர்ஜிதம் stopped so it is given up the uh, moving of its uh, eyelashes so pakshma kshepa விவர்ஜிதம் கண்கொட்டாத பார்த்துட்டு இருக்கு இந்த ஆடியன்ஸ் ஓ யமை தான் ஐலாஷா நான் பார்த்தேன் யமன் எங்க இருந்து வந்தான்னு பார்த்தேன் எமை Super. Pakshma means eyelash. Okay. Yes. பக்ஷ்ம ஐலாஷ் அத வந்து கண் கொட்டாத பாக்குறதுங்கிறதுக்காக அப்படி சொல்றாரு ஷேபா இஸ் மூவிங் எஸ் மூவிங் விவர்ஜிதம் ஸ்டாப்டு ஆர் யா தடுத்துடுத்து so one who is not doing that இது ஐ கொட் அண்ணு கண்ணு கொட்டுறது கூட பண்ணாம இருக்கார் ஓகே குதுக்க மந்த உச்வாச நிஸ்வாசகம் அப்படியே கியூரியாசிட்டியோட ஆவலோட பார்த்துட்டு இருக்கிறச்சே உங்களோட பிரெத் வந்து மொல்லமா போயிடும் you are not conscious of your breath it automatically goes up and down but then உச்வாச நிஸ்வாச உச்வாசன டேக்கிங் இன் நிஸ்வாசன வெளியில கொடுக்கறது எக்ஸேலிங் அண்ட் இன்ஹேலிங் மந்த has become very slow out of curiosity குத்துக்கம் oh, குத்துக்கனா கியூரியாசிட்டி என்ன நடக்க போறதோன்னுட்டு நம்ம மாட்டுக்கு ஏன்னா லைட் எல்லாம் வந்த உடனே அது வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருப்போம் you will be all animated and everything உடனே அந்த லைட்டை போட்டு அவன் வந்து ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே யூ இந்த நாந்தியினுடைய ஒரு பர்பஸே என்னன்னா to get the attention of the audience and focus அப்போ உடனே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆவலோட அங்க அதனால மந்த உச்சாச நிஸ்வாசகம் ஸோ இந்த ஆடியன்ஸோட எல்லாரோட பிரெத்தும் வந்து ரொம்ப மொல்லமா இருக்கு பிரத்யம்ஷ பிரதிபோதனாய நிகிரகீத அந்யோன்ய சம்பாஷணம் முதல்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாளா அந்யோன்ய சம்பாஷணம் அது வந்து நிகிரகீதம் அது ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ they've stop a conversation between each other எதனால பிரத்யம்ஷ பிரதிபோதனாய ஒவ்வொரு அம்சத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக in order to understand every little aspect they have stopped their conversation with each other. So Pratyamsha Pratibodhanaya, in order to understand Pratyamsha, Amsham, Amsham, Pratyamsham, every aspect, வந்து கான்வர்சேஷனை நிறுத்திட்டா அப்புறம் தோஷோன்மேஷ திருத க்ஷமாகுணம் தப்ப வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப பொறுமைய மேற்கொண்டிருக்கான் they they do not they are not very forthcoming with their uh, with finding faults தோஷ உண்மேஷா ஹைலைட்டிங் ஆஃப் faults அதுக்கு in order to highlight faults they have taken the attitude குணம் ஆஃப் க்ஷமா பொறுமை நம்மள மாதிரி இல்ல முதல்ல ஃபால்ட்ஸ் இல்ல <laughs> நக்கீரர் இல்ல யாரும் ஆமா நக்கீரர் இல்ல தோஷோன்மேஷ திருத க்ஷமா குணம் இந்த என்டையர் ஆடியன்ஸும் they've taken up forgiveness forgiving nature க்ஷமா குணம் ஆர் பேஷன்ஸ் திருத திருதான டேக்கன் அப் ஸோ தோஷங்களை காண்பிப்பதை காண்பிப்பதில் திருத மேற்கொண்ட க்ஷமா பொறுமை எனும் ஒரு குணத்தை கொண்டதான பரிஷத்து e இஎம் ஆடியன்ஸ் அடுத்தது அபிஜாத பிரயோகக்ஷமம் அதனால அவளுக்கு வந்துச்சு அவளுக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ் தெரியாது அதனால தோஷம் சொல்லலன்னு எடுத்துக்கூடாது இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது அபிஜாத்த நன்கு அறிந்த பிரயோக சிரமம் சிரமம் because they know the difficulty in the practice staging பிரயோகே சிரமஹா யக வித்தியதே தம் தத் தன் ஜானந்தி அது நன்னா அவளுக்கு தெரியும் பிரயோகே சிரமம் டிஃபிகல்டி இன் பர்ஃபார்மன்ஸ் பிரயோக சோல்லாசம் ஆனா அட் த சேம் டைம் ஒரு உல்லாசத்தோட இருக்கா ஒரு ஹாப்பினஸோட இருக்கா ரச பாவுக்கம் ரசங்களில் பாவுக்கான பாவுக்க person who can understand the different rasas that are being portrayed and they they are in the same frequency பாவுக்கான எவன் ஒருவன் அந்த பாவங்களில் ஈடுபட்டு இருக்கானோ ரசம் பாவங்கள் இதை நன்கு அறியக்கூடிய ஒரு ஹிருதயத்தை உடையவன் அப்படிப்பட்டு சதகா இதம் சதகா இந்த ஆடியன்ஸ் ஆனது மே மோதாய கல்பதே என்னுடைய சந்தோஷத்திற்காக இருக்கிறது அதனால அவர் வந்து மேல பேச போறார் சரியா தொட நிறுத்திக்கலாமா நிறுத்திக்கலாமே